வணக்கம் வாங்க பேசலாம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நாங்கள் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை தொட போகிறோம் இது எல்லாமே உங்களோட அன்பாலையும் ஆதரவாலையும் தான் சாத்தியமாச்சு நாங்கள் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதோட பெயர் தமிழ் மோட்டிவேஷன் முழுக்க முழுக்க நம்பிக்கை தரும் கதைகள் நம்பிக்கை தரும் வீடியோக்கள் வாழ்க்கையே மாற்ற அற்புதமான தகவல்கள் எல்லாமே அந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட அன்பையும் ஆதரவையும் அந்த சேனல்லையும் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு நாள் காலையில் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே அந்த நிறுவனத்தோட முதலாளிகிட்டேருந்து ஒரு வந்தது அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் உங்கள் எல்லாரோட வளர்ச்சியையும் கெடுத்த ஒருத்தர் நேற்று இரவு இறந்து போயிட்டார் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போக போகிறோம் எல்லாருமே ரெடியாக இருங்க சீக்கிரமாக ஒரு பஸ் வந்துடும் எல்லாருமே ஒன்றா போய் அவங்க வீட்டில் அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது இதை படித்த ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி நம்ம கூட வேலை பார்த்தவரா யாருன்னு தெரியலையே என்ன வயசுன்னு தெரியலையே கல்யாணம் ஆகிடுச்சான்னு தெரியலையே குழந்த குட்டி இருந்துச்சான்னு தெரியலையே அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு வருத்தமும் வேதனையும் ஒரு பரிதாபமும் ஒரு இறக்க குணமும் வந்தது ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த மனநிலை மாறுச்சு என் வளர்ச்சியை கெடுத்த யாரோ தானே இறந்து போயிட்டாங்க அவங்க செத்து போகிறதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு திருப்தியும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது அதுக்கப்புறம் ஊழியர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பித்தாங்க யாருப்பா அது நம்ம வளர்ச்சியை கெடுத்தது யாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அட யாராக இருந்தால் என்னப்பா நம்ம வளர்ச்சியை கெடுத்தவன் செத்தா என்ன தப்பு அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார் இப்படி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்தது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இறந்தவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவரோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க வீட்டில் போய் இறங்குனாங்க வீட்டில் உயரமான ஒரு சவப்பெட்டி இருந்தது ஊழியர்கள் எல்லாரும் வரிசையில் நில்லுங்க ஒவ்வொருத்தராக போய் அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு கம்பெனியோட முதலாளி சொன்னார் வரிசையில் நிற்கும்போது நம்ம வளர்ச்சியை கெடுத்தது யாராவது அவங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அஞ்சலி செலுத்திட்டு திரும்பி வந்தவங்க எல்லாருமே வாயடைஞ்சு போயிட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது வரிசையில் காத்திருந்தவங்களுக்கு அதிர்ச்சி என்னடா இவங்க எல்லாருமே ஒரு ஆர்வமாக போனாங்க ஆனால் திரும்பி வரும்போது ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாங்க யாருன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே போகிறாங்க என்னடா இது யார் இறந்து போயிட்டது அப்படின்னு தெரியலையேன்னு வரிசையில் நின்னவங்க இன்னும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அஞ்சலி செலுத்திட்டு திரும்ப வரும்போது வாயடைஞ்சு போயிட்டாங்க எதுவுமே பேச முடியல தலை குனிஞ்ச நிலமையில் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு திரும்ப போகிறாங்க காலையில் வந்த அதே பஸ்ஸில் தான் திரும்ப போகிறாங்க காலையில் அஞ்சலி செலுத்த வரும்போது எல்லாருமே கலகலப்பாக பேசியிருந்தாங்க யார்ரா அது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலில் எல்லாருமே ஜாலியாக தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திரும்ப போகும்போது அந்த பஸ்ஸில் ஒருத்தர் கூட பேசவே இல்லை எல்லாருமே வாயடைஞ்சு போயிட்டாங்க அவங்க நிறுவனத்தில் வேலை பார்த்த அவங்க வளர்ச்சியை கெடுத்த அந்த ஊழியர் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா இதோ சொல்கிறேன் ஒவ்வொரு தடவை வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்த போனாங்கள்ல சமாதி கிட்ட போனவனே அவங்க பார்த்தது யாரோட முகம் தெரியுமா அவங்களோட முகம்தான் ஏன்னா உள்ளே இருந்தது வெறும் கண்ணாடி தான் அங்கே எந்த உடலும் இல்லை வெறும் கண்ணாடி தான் இருந்தது அந்த கண்ணாடியில் அவங்க பார்த்தது அவங்களோட முகத்தை தான் அது பக்கத்தில் ஒரு காகிதம் எழுதியிருந்தது அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்தில் உங்களோட வளர்ச்சியை நிர்ணயிக்கிற ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான் உங்களோட மனசு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களோட வளர்ச்சியும் இருக்கும் உங்கள் ஒருத்தரால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் நீங்கள் நினச்சா மட்டும்தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் மகிழ்ச்சி அடைய முடியும் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது எல்லாரையுமே கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு எல்லாருமே வாயடைஞ்சு போயிட்டாங்க எல்லாருமே வந்து மனம் திருந்தி திரும்ப வந்தாங்க எல்லார் மனசுலேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது எல்லாருமே தங்களோட தவறுகளை உணர்ந்து இனிமேல் நல்லபடியாக வாழணும் இனிமேல் யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்ற மனநிலையோட திரும்ப வந்தாங்க இந்த கதையில் சொன்னது கரெக்டு தானே உங்கள் ஒருத்தரால் மட்டும்தான் உங்களுக்கு உதவ முடியும் உங்கள் மேனேஜர் மாறினாலோ உங்களோட நண்பர்கள் மாறினாலோ நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனம் மாறினாலோ உங்களோட வாழ்க்கை மாறாது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படாது நீங்கள் மாறினா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை மாறும் உங்களோட வட்டத்தை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை மாறும் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்றத உணர்ந்தால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை மாறும் எனவே இனிமே யார் மேலேயும் பழி போட்டுட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது உங்களோட வாழ்க்கைக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு அதை மாற்றணும்னா அது உங்களால் நினச்சா மட்டும்தான் முடியும் இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்